நம்ம வந்து பாண்டி போகிறோம் ஒரு காருக்கு வந்து ஸ்பேர் வாங்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு எட்டியோஸ் எடுத்துகிட்டு போகிறோம் இந்த எட்டியோஸ் பார்த்தீங்கன்னா two thousand seventeen model diesel variant இதோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் சிசி வந்து thousand three sixty seven CC இதோட பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன் பிஹெச்பி அண்ட் வந்து new one seventy Newton metres of torque வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்மில் அச்சீவ் பண்ணுது ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு சீடன் டைப் வெஹிக்கிள் வெஹிக்கிளோட பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம் இந்த வெஹிக்கிள் ஒரு மேசிவான திங்கே வந்து இதோட பூட் ஸ்பேஸ் தான் இதோட பூட் ஸ்பேஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா five seventy five sixty two litres ஒரு ஷிஃப்ட் டிசையரோட காம்படிட் பண்ணுவோம் இது சீடன் டைப்பில் பட் வந்து அதோட இது வந்து பாடிஸ் அண்ட் சேசிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும் டிசைரை விட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எடியோஸ் டெஸ்டே பார்க்கலாம் எடியோஸ் டெஸ்ட் பார்க்கும் போதே சேர்த்து வெஹிக்கிளோட ஹிஸ்ட்ரி பார்த்துலாம் எடியோஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டென் மார்க்கெட்டில் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க லான்ச் பண்ண ஒரு டூ மந்த்ஸ்லேயே வந்து எட்டியோஸ் லீவான்னு சொல்லிட்டு இன்னொரு ஹேட்ச்பேக் வெஹிக்கிள் இதே மாடலில் ஹேட்ச்பேக் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து எட்டியோஸ் கிராஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு வெஹிக்கிள் லான்ச் பண்ணாங்க இந்த எட்டியோஸ் கிராஸ் வந்து ஃபோர்டில் இருக்கிற ஃப்ரீ ஸ்டைல் மாதிரி பார்த்தீங்கன்னா வெயில் வெஹிக்கிளோட அவுட்டர் லுக் வந்து ஒரு ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள் மாதிரி இருக்கும் பட் ஆனால் இது வந்து ஒரு ஃபோர் வீல் டிரைவ் கிடையாது வெறும் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆப்ஷன் மட்டும்தான் லீவாவோட கிராஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் டிஃப்ரென்ஸ் வரும் லீவாவோட ப்ரைஸ் அப்போ வந்து five point six eight lakhs cross வந்து six point five six lakhs கிட்டே இருந்துச்சு இப்போ நம்ம எட்டியோ சீடனை பற்றி பார்க்கலாம் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஷிஃப்ட் டிசையரோட நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் சுப்பீரியராக இருந்தாலும் பீப்புள் வந்து லைக் பண்ணுறது டிசையர் தான் ஏன் பா டிசையர் இதோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசையர் வந்து thousand one ninety nine one ninety seven CC Etios பார்த்தீங்கன்னா thousand four ninety six CC plus வந்து அவுட்டர் லுக்காக இருக்கட்டும் ஸ்டோரேஜாக இருக்கட்டும் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எடியோஸ் வந்து ரொம்ப சுப்பீரியராக இருக்கும் பட் வந்து பீப்புள் வந்து ஏன் டிசைர் சூஸ் பண்ணுறாங்கன்னா மா எக்கோ ஃப்ரெண்ட்லி எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறத விட மாருதியோட சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் அவைலபிள் இருக்கும் ப்ளஸ் வந்து ஸ்பேர்ஸும் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் காரோட ரீசேல் வேல்யூவும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி எல்லோரும் சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிசையர் தான் சூஸ் பண்ணுறாங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டிசையரோட ரீசேல் வேல்யூ வந்து மார்க்கெட்டில் சூப்பராக இருக்கும் ஒரு fifty one percentage of market sedan type ஷேரை வந்து டிசையர் தான் ஓன் பண்ணுது இன்ஜின் ஸ்பெக்ஸும் சுப்பீரியராக இருந்தாலும் ஸ்பேர்ஸ் வந்து டிஸ் மாருதியில் வந்து அவைலபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பீப்புள் வந்து டிசையர் தான் ரொம்ப விரும்புகிறாங்க நம்ம இப்போ வந்து எட்டியாஸோட டெக்னிக்கல் ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம் எட்டியோஸோட டெக்னிக்கல் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து மெக் பியர்ஷன் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரியரில் வந்து டார்ஷன் பிரீம் பீம் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் பே பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து ரியரில் ட்ரம் பிரேக் ஆப்ஷன் இருக்குது வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் ரே டேர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா four point nine metres plus வந்து வெஹிக்கிளோட சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டூ ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க driver and co passenger plus வந்து ஏபிஎஸ் அண்ட் இபிடி ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்ஜின் இம்மோபிலைசர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் வந்து சீட்டிங் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா bench type seatings eight way of manually adjustable seats கொடுத்துருக்காங்க வெஹிக்கிள் இன்டீரியர் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா dual tone colour beige and white வரும் வெஹிக்கிளோட அவுட்ரு எக்ஸ்டீரியர் கலர் வந்து ஒரு eight type of colour options வருது celestial black classic grey silver mica metallic vermilion red white and crystal ஒயிட்னு சொல்லிட்டு ஒரு eight types of colour options வருது வெஹிக்கிளோட ப்ரைஸிங்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ செவன் லேக்ஸ்லேருந்து nine point one three lakh வரைக்கும் இருக்குது வெ எட்டியோஸ் வெஹிக்கிள் வந்து டிசைரை விட கொஞ்சம் காஸ்ட்லியான வெஹிக்கிள் எட்டியோஸ் ஓவரால் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டென் வேரியன்ஸ் வருது டீசல் இன்ஜினில் பெட்ரோல் இன்ஜினில் five types of variant options வருது இப்போ வந்து இந்த ஜான்வரி இருந்து எட்டியோஸ் லீவா அண்ட் எட்டியோஸ் கிராஸ் மூணு வெஹிக்கிளுமே வந்து பிஎஸ் சிக்ஸ் நாம்ஸுக்கு வந்து அவங்க அப்டேட் பண்ணலை ஏன்னா வந்து மற்ற வெஹிக்கிள் மற்ற கம்பெனிஸோட இதை காம்படிட் பண்ண முடியல ரீசேல் வேல்யூ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு எட்டியோஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கஸ்டமர்ஸ் பை பண்ணுற மாதிரி சப் காம்பேக்ட் ஃபோர் மீட்டர்ஸ் எஸ் சீடன் டைப்பில் வந்து வெஹிக்கிளை ரெடியூஸ் பண்ணி இது பண்ணி தருவோம் டெக்னாலஜிஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி தருவோம்னு சொல்லிட்டு டொயோட்டோவில் வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இந்த அப்கமிங் இயர்ஸில் வந்து Etios BS six fully overloaded வெஹிக்கிளாச்சும் பார்க்கலாம் என்னோட ஓவரால் ரிவ்யூ வைஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிசையரோட எட்டியோஸ் தான் ரொம்ப பிடிக்கும் முடியும் ஏன்னா வந்து வெஹிக்கிள் உள்ளே வந்து இன்டீரியர்ஸில் வந்து இன்ஜின் கேபின் நாய்ஸ் எதுவுமே வெளியில் எக்ஸ்டீரியர் நாய்ஸ் எதுவுமே உள்ளே கேட்காது ப்ளஸ் வந்து வெஹிக்கிளோட லோடிங் அப்பாச்சூஸ் எல்லாமே ஜாஸ்தி லுக் வைஸும் வந்து எட்டியோஸ் வந்து டிசையரை விட சூப்பராக இருக்கும் பட் வந்து ப்ரைஸ் வைஸில் வந்து நம்ம எல்லாருமே சூஸ் பண்ணுறது வந்து டிசையர் தான் சூஸ் பண்ணி ஆகணும் thanks for this review please share and subscribe thank you